அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெடிகாரம் எந்த திசையில் வச்சா என்ன பலன் வாஸ்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க கெடிகாரம் பொதுவாக நம்ம எந்த இடத்துல வச்சுருப்போம் திசையை பார்த்துருந்துருக்க மாட்டோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த திசையை பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் கிடைக்காரம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அது கண்டிப்பாக ஒரு சில வீட்டில் நம்ம ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க அது கண்டிப்பாக வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஏன்னா சீக்கிரம் அந்த வேலைக்கு முடிச்சுட்டு வேலைகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த டைம்குள்ளே நம்ம அங்கே ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வைப்போம் டைமிங் அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தவறு வீட்டில் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே இருக்குங்க கிளாக்கை வந்து எந்த திசையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்க நோக்கியும் அல்லது வடக்க நோக்கி நீங்கள் வைக்கலாம் தேர்ட் ஆப்ஷனாக மேற்க நோக்கி நீங்கள் வைக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன பலனுங்க இப்படிலாம் வச்சா என்னங்க அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் ஆர்டினரியாக நீங்கள் கிளாக் வந்து கிழக்கு நோக்கி வைக்கிறது தி பெஸ்ட் அப்படி சொல்லலாம் அடுத்தது வடக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம பண்ணும்போது எதனால் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் உள்ள தேவையில்லாத கில சில கெட்ட சக்திகள் அது கண்ணுக்கு தெரியாத புலன்படாத ஒரு விஷயம் எல்லாம் இருக்குங்க அதை வந்து சிதிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கிளாக்ல அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த மணி அடிக்கும் பாருங்க அந்த மாதிரி கிளாக் வாங்கி வைங்க வால் கிளாக் அதில் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி கிளாக் வாங்கி வைக்கும்போது வீட்டில் உள்ள தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து வெளியேறிடுங்க இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் மணி அடிச்சு தான் நம்மளாம் சாமி கும்பிடுவோம் ஆனால் நம்ம பெரியவங்கள்லாம் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க கண்ணு நீ அம்மாவாசை அன்னைக்கு சாமி சாமி கும்பிடு ஆனால் மணி அடிக்காத வாசலில் கோலம் போடாதீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த டைமில் வருவாங்கன்றது ஒரு ஐதீகம் புரியுதுங்களா ஒரு சில பேர் வந்து கோலம் போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பாரம்பரியமாக அவங்க பெரியவங்க அந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கும் முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் கோலம் போடாதீங்க வீட்டில் வந்து எப்போ போல சாமி கும்பிடுங்க ஆனால் மணி அடிக்காதீங்க அவங்க உள்ளே வர முடியாது பெரியவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அதனால அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்கன்னுவாங்க சில பேர் எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணி அடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சரி சில விஷயங்கள் தெரியாது மணி அடித்தாலும் நல்லது தாங்க ஏன்னா வீட்டில் உள்ள தேவையில்லாத சில கெட்ட சக்திகள் நம்மளுக்கு கண் கண்ணுக்கு புலன்படாத சில விஷயங்கள்லாம் சிதைஞ்சு போகுங்க அது வந்து ஊதுபத்தி மூலியமா அந்த புகை மூலியமாவும் வெளியேறும் மணி அடிக்கிறோம் இல்லைங்களா இந்த மணி அடிக்கும் போதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் இதன் மூலமா அதனால தான் கிழக்க பார்த்தோ இல்லை வடக்க பார்த்தோ நீங்கள் வைக்கும்போது அதுவும் அந்த கிளாக் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வீட்டுக்கு நல்லதுங்க அது ஒரு பெண்டுலம் டைப்பில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமானது நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடே ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் மன அமைதியாக இருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் பாருங்க மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்கள் வீட்டில் கூட மேபி இருந்திருக்கலாம் என்ன திசையை நோக்கி இருக்குதுன்னு பாருங்க முதல்ல அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் அதனால பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிகம் சேர்க்கணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வீட்டில் கம்பல்சரி விளக்கு எரியணும் விளக்கு பத்து வைங்க அடுத்தது ஊதுபத்தி மட்டிப்பால் இல்லை சாண்டில் வாங்கிக்கோங்க அது அதுக்கு உண்டான அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பேசிக்காகவே அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தாங்க கிளாக்கும் வந்து கிழக்க பார்த்தோ இல்லை வடக்க பார்த்தோ வைக்கும்போது அதுவும் இந்த மணி அடிக்கிற மாதிரி வைக்கும்போது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நிம்மதியாக வீட்டுக்கு வந்தால் நல்லா தூக்கம் வருங்க அதே பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து சில பேர் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு அந்த திசைலாம் உங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு பார்க்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு இந்த டைம் தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மன கஷ்டம் பண கஷ்டம் வேதனைகள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே அவங்க வீட்டில் இருக்குங்க அதுவும் மணி அடிக்கிற மாதிரி தெற்க பார்த்து வச்சு மணி அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் அது அதிகமாக அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் இருந்திருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது கிளாக் பொசிஷன் அப்படின்னு பாருங்கள் நார்மலாக ஆர்டினரி கிளாக்காக இருந்தாலும் சரி கிழக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வடக்கு இருந்தால் வடக்கு வச்சுக்கலாம் தேர்ட் ஆப்ஷனாக மேற்கு வச்சுக்கோங்க ஆனால் தெற்கை நோக்கி மட்டும் வைக்க வேணாம் அது வைக்கும்போது சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த நெகட்டிவ் அந்த வேவ்ல வந்து அதிகமாக இருக்குன்றது ஒரு ஐதீகம் அந்த ஒரு விஷயம் வந்து வாஸ்துல சொல்கிறாங்க சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே உங்களுக்கு கிழக்கு வடக்கில் இருக்குது அப்படின்னா அது மணி அடிக்கிற மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கிற மாதிரி கிளாக் வாங்கி வைங்க ஆர்டினரி கிளாக் இல்லாமல் சம்திங் இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு சுபமாக இருக்கும்னு வைங்களேன் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயம் இதெல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்